சமீபத்தில் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன் இன்ஃபோசிஸ் சுதாமூர்த்தி அவங்க ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலில் போய் பொங்கல் வைக்கிற ஃபோட்டோ நீங்களும் பார்த்துருக்கலாம் அவங்க மருமகன் யார் பிரிட்டன் பிரதமர் பிரிட்டனுடைய பிரதமர் தான் இவருடைய மருமகன் இவங்க மாமியார் பிரிட்டன் பிரதமருக்கு எவ்வளவு கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது ஒவ்வொரு மாதமும் எத்தனை லட்சம் பேருக்கு அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க நல்ல பணம் இருக்குது அதிகாரம் இருக்குது செல்வாக்கு இருக்குது இன்ஃபோசிஸ் என்ன பேர் சொல்லும்போது இன்ஃபோசிஸில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த ஓனர் அம்மா அவங்க இவ்வளவும் இருக்குது அவங்க ஒரு ஃபோன் பண்ணால் வீட்டுக்கே வந்து அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொடுத்துட்டு போவாங்க இல்லையா ஆனால் அவங்க ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலுக்கு வந்து வரிசையில் இடம் பிடிச்சு உட்காந்து பொங்கல் வச்சிட்டு இருக்கிறாங்க